வணக்கம் ஸோ க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாலட்டைலான நல்ல மூவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஸ்கிரிப்டில் நமக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு கால் கிடச்சி அந்த கால் அதுவும் அந்த ஒரு சார்ட்டில் பிரேக் அவுட் அனலைஸ் பண்ணி வந்தால் சூப்பராக இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் நமக்கு எவ்ரிடே பார்த்தீங்கன்னா கேண்டில்னுடைய மூமெண்ட்டை அனலைஸ் பண்ணும் அந்த கேண்டிலுக்கு நாங்கள் ஒரு பிரேக் அவுட் வச்சுருக்கோம் அந்த பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இமீடியட்டாக கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு லைவ் மார்க்கெட்லேயே ஒரு செல் கால் ஜெனரேட் ஆச்சு கால் ஜெனரேட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் க்ரீன் கலரில் கேண்டில் ட்ரேடிங் போயிட்டு இருந்தது ஒன்ஸ் மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறதுக்காண்டி ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு sell at six six eighty six அப்படின்ட்டு நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ எவ்ரிடே இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக நடக்கும் டெய்லி உங்களுக்கு கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணும் கால்ஸ் வந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் ஆகிட்டு வரும் ஜஸ்ட்டு இந்த வீடியோ எப்படி பார்த்துட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க அதில் வர கால்ஸை பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க ஃபஸ்ட் ஆர்ட் வந்து six thousand six sixty nine இருக்குது ஒரு செவன்டீன் பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இருக்குது ஃபஸ்ட் ஆர்ட் ஒரு சேஃப்டி ட்ரேட் பண்ணிக்கலாம் செகண்ட் டாரட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டில் வெயிட் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க செகண்ட் டாரட் எய்ம் பண்ணலாம் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் மேலே இருக்குது நமக்கு இந்த சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும் ஏன்னா அது ஒரு ரவுண்டான ரேஞ்ச் ஸோ அந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆனால் தான் ஸ்டாப் லாஸ் ஆகும் மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே போக விடாது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம கிடச்சிருக்க கால் எப்படி மூவ் பண்ணுதுன்ட்டு செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்டக்க பார்த்தீங்கன்னா நமக்கு செல்லிங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போச்சு பட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு இப்போ பாருங்கள் நமக்கு market first target range break out பண்ணியிருக்கு சிக்ஸ் சிக்ஸ் எயிட்டி சிக்ஸில் வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிக்ஸ் அதாவது டுவெண்ட்டி பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைட் மொமெண்டம் கொடுத்துருக்கு எவ்ரிடே இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வரும் அந்த கால்ஸ் பார்த்து ஜஸ்ட் நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க போகிறீங்க இது மேனுவல் ட்ரேட் பண்ண முடியலனாலும் ஆட்டோ ட்ரேடும் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ